உள்ளமெல்லாம் உருகுதையா தன்னம்பை நினைக்கையிலே உள்ளமெல்லாம் உருகுதையா தன்னன்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது தன்னாலே கண்ணு கல உள்ளமெல்லாம் முருகுதையா அன்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உண்மை நினைக்குது தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உண்மை நினைக்குது